பொங்கலோ பொங்கல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தை திருநாளில் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம தமிழர்களின் மிகவும் ஒரு பழமையான பழமையானதும் தமிழர்கள் உருவாக்கின ஒரு பண்டிகை தான் நம்மளுடைய இந்த பொங்கல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தை ஒன்று பொங்கல் அன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ போடுறதில் ரொம்ப பெருமைப்படுறேன் இது நம்ம அனைத்து தமிழர்களும் வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு பொ பொங்கல் கொண்டாட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு இயற்கைக்கு நன்றி சொல்கிறதுக்கான ஒரு பண்டிகையாக வந்து நம்ம தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க நம்ம விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் அந்த விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கிற நம்மளுடைய சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்துவதற்காக மட்டுமே இந்த ஒரு பண்டிகையை வந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க பொதுவாக நம்ம தமிழர்கள் சூரியன் உதிக்கும் முன்னாடி பானை வச்சு பொங்கல் செய்து சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சூரியனுக்கு படையல் வைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறோம் நம்ம எல்லாமே வந்து ஆங்கி ஆங்கில நியூ இயர் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம தமிழர்களுடைய நம்ம தமிழ் நியூ இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று அதில் வந்து பல சயின்ஸ் வச்சு அதில் வந்து அந்த சித்திரை ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு டேட்டக்கை வச்சு நியூ இயர் கொண்டாடல அந்த சித்திரை ஒன்றுன்றது இந்த சூரியனுடைய மையப்பகுதி பூமி வந்து சூரியனை சரியான நேர்கோட்டில் பார்க்குறது தான் சித்திரை ஒன் அதனால தான் அதை வந்து ஒரு நியூ இயராக தமிழ் புத்தாண்டாக வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் இந் இந்த தை ஒன்றுன்றது அந்த மையப்பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட மூணு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு வந்து பூமி வந்து வேறு ஒரு கோணத்தில் சூரியன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தள்ளி இருந்து பார்க்குற பார்வை இதுதான் தை ஒன்று இதிலேருந்து மறுபடியும் நம் சித்திரை ஒன்று அந்த இதை நோக்கி தான் வரும் ஸோ அந்த மையப்பகுதி வரும்போது தான் நம்ம தமிழ் நியூ இயர் இப்படி மாதத்தை வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி வச்சு ஒன்று ஒன்றையும் கணிச்சு கணிச்சு நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்றைக்கி கூட இந்த இருபத்தி ரெண்டு தை ஒன்றை வந்து இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு தான் வந்து தை ஒன்றே பிறக்குதுன்றதும் இப்போ கால்குலேஷனில் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு செகண்டையும் வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கலனா கூட நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கலனா கூட இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலில் நம்ம வந்து மறக்காமல் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன இந்த கிஃப்டை நம்ம வந்து சுலபமாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படியாப்பா இதுக்கு தான் பொங்கல்லாம் கொண்டாடுறாங்களா நான் பொங்கலை ஜாலியாக கொண்டாடுவேன் கரும்பு சர்க்கரை பொங்கல் எல்லாமே நான் ஜாலியாக சாப்பிடுவேனே எனக்கு ரொம்ப ஜாலியான நாள்னால் அது இந்த பொங்கல் தான் ஆமாங்க கண்டிப்பாக இதில் இவ்வளோ அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் இந்த பொங்கலில் என்னெல்லாம் படைச்சிருக்கேன்னு சொல்லட்டா இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா நெல் நெல் பரலுப்பு புளி இதான் ரொம்ப முக்கியம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எத்தனை எத்தனை நெருப்பை குறைச்சிரு போதும் முக்கியமாக பானையில் மஞ்சள் கட்டி வைக்கணும் அதுக்கப்புறம் காய்கறிகள் கிழங்கு வகைகள் கரும்பு தேங்காய் பழ வகைகள் அப்படி நிறைய மொத்தம் காய்கறி சம்மந்தமாக எல்லாமே வைக்கலாம் சர்க்கரை திராட்சை முந்திரி ஏலக்காய் எல்லாமே போடுவாங்க இதில் தெரிஞ்ச வகைகள்லாம் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது விடுபட்டிருந்துன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டே வராங்க அழகழகா புது துணிங்க அப்பா வாங்கினாங்க ஆக்ஷன் காட்டு கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் குடியிருக்கும் சுவாமி உண்டு அன்னை உண்டு என் மனையிலே உங்களோ பொங்கல் உங்களோ பொங்கல் சாமி கும்பிடு உங்களோ பொங்கல் பொங்கல் அது பார்த்து கவனமா பாரு எல்லோருக்கும் நல்ல ஆயுள் தர வேண்டும் கற்பூரம் காமிச்சிட்டாங்க சூரிய பகவானே அப்படிதான் கும்பிட போவாங்க பகவானை ஆசிர்வதிங்கள் சூரிய பகவானை ஆசிர்வதிங்கள் சூரியன் எங்க பாருங்க அங்கே வெளிச்சம் நல்ல தெரியும் அது ஒன்றும் இல்லை நம்ம காலையில் அந்த இதில் எடுத்த இது இருக்குல்ல அது இந்த டைம் போட்டுருக்கு கற்பூரம் கிடைக்கும் ஆஃப் பண்ணுறா போதுமா அப்பா எதுக்கு போடுறதுன்றீங்க